நீங்க எங்க போறீங்க ஆணி புடுங்க ஆணிய புடுங்க வேணாம் வாங்கடா Mattuthavani to Manhattan Mattuthavani to Manhattan தவணி டு மேன்ஹாட்டன் ஜோ பைடன் எம் பார்ட்டான் கதை சொல்ல நானும் உட்காண்டேன் ஏய் கதை சொல்ல நானும் உட்காண்டேன் ஏய் கதை சொல்ல நானும் உட்காண்டேன் உன் ஸ்கூல்ல நான் தான் ஹெட் மாஸ்டர் ஏய் ஜொமேட்டோல பரோட்டா சல்லாக்குள்ள சப்போட்டா ஏய் ஜொமேட்டோல பரோட்டா சல்லாக்குள்ள சப்போட்டா எலெக்ஷன் என்ன பிஸ்கட்டா மேல ஏறி உட்காண்டா மக்கள் என்ன வாலட்டெல்லாம் கிட்டோவா வாரன் பஃபெக்ட் கிளாஸ் மெட்டா மஸ்குக்கு ஃபோன் பண்ணாட்டா டெஸ்லா கார்ல வரட்டா மூவாயி உன் முருட்டா ஜெயிச்சவன் சொன்னா கரெக்டா உன் எஸ்டிடியா நான் நொண்டட்டா எஸ்டிடி நான் வரலாறு தானே ஹோம்ல இருந்தாலும் homework pain homework pain நேரில் பக்கல still am fine still am fine கிளாஸுக்கு போனா please keep quiet you keep quiet இது கிளாஸுக்கு இல்லை ஏன் ஆன்லைன் இது ஏன் ஆன்லைன் இருக்கலாம் அமேசான் பிரைம் ஒதுக்கிடு ஃபேமிலி டைம் வாழ்க்கை ஒரு புல்லட் ட்ரெயின் அத போக்க விட்டா அதான் கிரைம் பக்க கொஞ்சம் குளோபல் பக்காவான லோக்கல் எல்லாமே நம் நேஷன் எல்லாரும் ரிலேஷன் லவ்வுக்கு நோ ஐஸ் காதலுக்கு நோ பைஸ் யாரானாலும் பி நைஸ் சொல்ல மாட்டேன் twice Mati tawani itu Manhattan Mati tawani itu Manhattan Mati tawani itu Manhattan Joe Biden yang mempatan hey. Eh. Ayo, ayo.